These past few months have been weird என்ன தான் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருந்தாலும் கெட்ட விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு அதை எப்படி தான் டீல் பண்ண அப்படின்னு நினைக்கிறப்ப தான் திகச்சு போய் நிற்கிற நேரங்கள் தான் ஜாஸ்தியாகிட்டே இருக்குது வர வர உண்மைதான் நான் கற்றுக்க இன்னும் நிறைய இருக்குது என்னதான் நம்ம வாழ்க்கையில் போதும் போதுங்கிற அளவுக்கு ஓரளவுக்கு கற்றுக்கிட்டே இருந்தாலும் சரி நம்ம லைஃப்பை வாழலாம் அப்படின்னு நினச்சாலும் வாழ்க்கை என்ன தோணுதோ அதுபடி தான் அது நடக்கும் நம்ம நினைக்கிறது எப்பவுமே நடக்காது இது ஒன்று புது விஷயம் இல்லை நான் புதுசாக எல்லாருக்கும் சொல்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் இதெல்லாம் நம்ம கனவுல கூட நினச்சி பார்க்காத நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கும் எதிர்பார்க்காத நேரத்தில் நமக்கு வர ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஸ்காலர்ஷிப் ஜாப் ஃப்ரெண்ட்ஸு எல்லாரையும் அதுக்கும் மேலே திடீர்னு நமக்கு நம்ம வேண்டப்பட்டவங்க வந்து உடம்பு சரியில்லாமல் போகிறதும் நமக்கு பிடிச்சவங்க நம்மளை விட்டுட்டு போகிறதும் இந்த மாதிரி கஷ்டமான நேரத்தில் தான் நமக்கு நம்ம என்னதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நம்மளை இழந்தோமோ இருக்கும் அது எல்லாமே நம்ம மைண்டுக்குள்ளே வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் ரொம்ப கஷ்டத்தில் கொண்டு போய் விட்டுரும் அவ்வளோ இருட்டான இடத்துல ஒரு சின்னதாக ஒரு வெளிச்சம் கிடைக்காதா அப்படி நம்ம ஏங்குற நேரத்தில் நமக்கு ஒரு விஷயம் தோணும் இன்னைக்கு உண்மையில இந்த வாழ்க்கை நம்ம கண்ட்ரோல தான் இருக்கா அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கீங்களா எனக்கு தோணியிருக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட விஷயங்களை திடீர்னு நம்மகிட்ட வந்து பிடுங்குறப்ப நமக்கு தோணும் இல்லை seriously is that really how much control do we really have over our life? Do we really have any control at all? But I guess we are still it. We are the lucky ones. இப்போ உலகத்தில் இருக்கிற பாதி விஷயங்களை நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியுது நம்ம டெக்னாலஜிஸ் மூலமாக ஃப்யூச்சரில் என்ன தான் நடக்கும் அப்படின்னு நமக்கு ஒரு ஐடியா இப்போதைக்கு இருக்குது like weather conditions somewhat we here control over our lives. But the world is still very much predictable and I didn't know that any advanced technology will change that. Maybe இது நிறைய கெட்ட விஷயங்களில் போய் முடிகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு இப்போ சொல்லுங்கள் நிஜமாவே உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா இப்போ உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையோட புக் ஒன்று கிடைக்குது அதில் உங்களுக்கு நடக்க போகிற நல்ல விஷயங்கள் இருக்குது நல்ல விஷயங்கள்னால் சந்தோஷம்தான் நமக்கு நிம்மதியாக இருக்கும் ஒரு வேலை இருக்குது பதிலாக கெட்ட விஷயங்கள் எழுதியிருந்தால் நாமளே அதை நினச்சி நினச்சி நம்ம வாழ்க்கையை நரகமாக்கிட மாட்டோம் நம்மக்கிட்ட எந்த விஷயம் பிரிக்கவே முடியாது அக்கார்டிங் டு விக்டர் ஃப்ராங்க்லி என்ன சொல்கிறாங்கன்னா everything can be taken from a man but one thing the last of the human's freedom to choose one's attitude in any given set of circumstance to choose one's our own way அப்படின்னா ஒரு மனுஷனால் ஒருத்தனோட சுதந்திரத்தையும் அவனோட செயல்களையும் கட்டுப்படுத்த முடியும் ஆனால் அவன் என்னவா இருக்கான் அப்படிங்கிற விஷயத்தை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது அதை பறிக்கவும் முடியாது அப்படின்னா நம்ம நினைக்கிறத விட நம்ம வாழ்க்கையோட கண்ட்ரோல் நம்ம கையில் தான் இருக்கு இந்த attitude we choose the choice we choose gratefully இது எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது நம்ம கையில் தான் இருக்குது நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுல தான் இருக்குது அதையும் மீறி நமக்கு என்ன முக்கியமாக வேணுமோ அதோட கண்ட்ரோல் நம்மகிட்ட தான் இருக்குது luckily for us it's the one thing can be taken away from us நம்மக்கிட்ட நம்மளை யாராலையும் பறிக்க முடியாது அதை விட பெரிய கண்ட்ரோல் என்ன வேணும் இல்லை